வணக்கம் நண்பர்களே நான் நம்பிக்கை கண்ணன் பேசுகின்றேன் லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி வாழ்க்கையை மாற்றும் பயணம் இப்படின்னா என்ன இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேங்க அதுக்கப்புறம் நீங்கள் சில கேள்விகள் கேட்டிருக்கீங்க அது அனைத்திற்கும் இந்த வீடியோவில் நான் பதில் சொல்ல போகிறேன் எனவே இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் வாழ்க்கையை மாற்றும் பயணம் இது என்ன அதுக்கு முன்னாடி வாழ்க்கையை ஏன் மாற்ற வேண்டும் அதை பற்றி நம்ம பேசணும்ல அதாவது தினம் தினம் தினம் பயந்து நடுங்கி வாழ்வது ஒரு வாழ்க்கையா நிச்சயமாக இல்லைங்க அடுத்தது என்ன நடக்குமோ நாளைக்கு என்ன நடக்குமோ அடுத்த வருஷம் என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு பதற்றத்தோட பயத்தோட வாழ்வது ஒரு வாழ்க்கையா நிச்சயமாக கிடையாதுங்க மகிழ்ச்சியாக மனநிறைவாக வாழ்வது தானே ஒரு வாழ்க்கையாக இருக்கும் அதற்காகத்தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றியாக வேண்டும் அதை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் மகிழ்ச்சியான மன அமைதியான வாழ்க்கையை நோக்கி நீங்கள் நகர வேண்டும் அந்த பயணத்திற்கு உங்களுக்கு உதவ போவதுதான் வாழ்க்கையை மாற்றும் பயணம் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் முன்னேறணும்னா ரெண்டு விஷயத்தை நாம் சிறப்பாக பயன்படுத்தணுங்க டைம் எனர்ஜி நேரம் சக்தி ஆனால் நிறைய பேர் இந்த நேரத்தையும் சக்தியையும் தேவையில்லாத விஷயங்களை செலவு செஞ்சுட்டு தேவையான விஷயங்களை செய்ய போகும்போது அவங்களுக்கு நேரமும் இல்லை சக்தியும் இல்லை இதனால தான் நிறைய மக்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்படலைங்க எனவே நேரத்தையும் சக்தியையும் நாம் சரியாக பயன்படுத்தணும் நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும் நேரம் யாருக்கும் நிற்காதுங்க ஓடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்கள் கவலைப்படும் போது நீங்கள் பயப்படும் போது உங்களோட சக்தி வீணடிக்கப்படுகின்றது இதையெல்லாம் தவிர்த்து சக்தியை சரியாக பயன்படுத்த வேண்டும் அந்த சக்தியை சேமித்து வைத்து எதற்கு தேவையோ அதற்கு மட்டும் பயன்படுத்தணுங்க நேரம் சக்தி இந்த இரண்டையும் சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் கொண்டு வருவது எப்படி என்பதை இந்த வாழ்க்கையை மாற்றும் பயணத்தில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேங்க எனவே நிச்சயமாக நீங்கள் இந்த பயணத்தில் சேரணுங்க இந்த வாழ்க்கையை மாற்றும் பயணம் எட்டு வார பயிற்சிங்க சரிங்களா எட்டு வார பயிற்சி ஒவ்வொரு வாரமும் ஒரு பயிற்சியை நான் உங்களுக்கு கொடுப்பேன் வீடியோ வடிவில் அதை நீங்கள் செய்ய போறீங்க எளிமையான பயிற்சியாக தான் இருக்கும் ரொம்ப நேரம் நீங்கள் செலவு பண்ணணும் அவசியம் இல்லை ரொம்ப கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை எளிமையான பயிற்சியாக இருக்கும் சரிங்களா வாரம் ஒரு பயிற்சி அதை நீங்கள் பண்ண போகிறீங்க மொத்தம் எட்டு வாரம் இந்த பயிற்சி எங்கே நடக்கும் ஃபேஸ்புக்கில் நடக்க போகுது உங்ககிட்ட ஃபேஸ்புக் இல்லைன்னு வைங்களேன் யூடியூப் மூலமாக உங்களுக்கு அந்த வீடியோவை அனுப்பி வைப்பேன் அந்த இமெயில் அட்ரஸ் யூடியூபோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா யூடியூபுக்கு அந்த வீடியோவை அனுப்பி வைப்பேன் அது உங்களுக்கு சொல்ல தெரியல கண்டுபிடிக்க தெரியலன்னா எனக்கு தெரியப்படுத்துங்க அதுக்கு நான் உங்களுக்கு உதவி செய்வேன் சரிங்களா யூடியூபும் இல்லைன்னா அதுக்கும் கவலை இல்லைங்க வேறு ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு இந்த எட்டு வீடியோக்களை இந்த எட்டு பயிற்சிகளை உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் சரிங்களா இந்த எட்டு வார பயிற்சியின் போது உங்களுக்கு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ வந்துச்சுன்னா நீங்கள் என்னை கேட்கலாம் நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன் உங்களுக்கு உதவி செய்வேன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு என்னாலான உதவியை நான் நிச்சயம் செய்வேங்க எவ்வளவு கட்டணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் மட்டும்தாங்க சரிங்களா உங்களுக்கு இன்டர்நெட்டில் பணம் கட்ட தெரியும் அப்படின்னா லிங்க் வந்து கீழே இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி கட்டலாம் ஒருவேளை இன்டர்நெட்டில் பணம் கட்ட தெரியாது அப்படின்ற ஒரு சூழல் இருந்தால் கவலை இல்லை எனக்கு தெரியப்படுத்துங்க என்னோட அக்கௌண்ட் நம்பர் உங்களுக்கு அனுப்பி வைக்கின்றேன் அதற்கு நேரடியாக நீங்கள் பணம் அனுப்பிடலாங்க இந்த எட்டு பயிற்சி வீடியோக்களையும் இந்த எட்டு வாரம் மட்டும்தான் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு அப்படி இல்லைங்க இந்த எட்டு வீடியோக்களையும் நீங்கள் எப்போ வேணாலும் பார்க்கலாங்க சரிங்களா எனவே இந்த பயணத்தில் நீங்கள் நிச்சயமாக இணையணுங்க ஏன் இதில் இணையக்கூடாது அப்படின்றதுக்கு காரணம் தேடாமல் ஏன் இதில் இணைய வேண்டும் அப்படின்றதுக்கு காரணம் தேடி உடனடியாக இந்த பயணத்தில் நீங்கள் சேரணுங்க நாங்கள் நிறைய பேர் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே பணம் கட்டி இந்த பயணத்தில் இணைந்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நாங்கள் எல்லாருமே உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம் நீங்களும் வந்து சேருங்க இந்த பயணம் ஒரு மகிழ்ச்சியான மன அமைதியான பயணமாக இருக்கும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குங்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா